பாய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் வச்சிருக்கோம் ஆளுக்கு இரு மொத்தம் இருபது கடை ஆளுக்கு பத்து பத்து வச்சுருக்கோம் இவர் தான் நம்ம படை தளபதி பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில் இருக்கார் மற்றதெல்லாம் த இப்போ போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்டல் எடுத்துட்டு இருக்காங்க உள்ளே போய் என்னென்ன வேலைலாம் கட்ட போகிறாங்கன்னு தெரில சரி நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் சரி ஓகே கேம் சாப்பிடலாம் சரி ஓகே Thank you. பண்ணியிருக்காங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இதில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எலும்போடு தான் சாப்பிட முடியும் எலும்பு வந்து முழுசாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை சாப்பிட முடியாது ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க அதுவும் தமிழை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்கன்றது இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்பயே தயவு செஞ்சு லைக் கொடுங்க நீங்கள் எந்த அளவு லைக் கொடுத்து எங்களை அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும் நன்றி ஆல் தி பெஸ்ட் கைஸ் இப்போ நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்கன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க யார் சாப்பிட்றத பார்த்தா ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்கன்றதை நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் sorry first of all sorry storage இல்லாமல் வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு நாங்கள் ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் கழிச்சு தான் அந்த பார்த்தோம் அந்த வீடியோ கட் ஆனதை ஸோ வந்து அப்படியே தான் இருக்குது நீ உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் அப்படியே தான் இருக்குன்ட்டு ஸோ இவங்க வந்து இப்போ திரும்ப அந்த டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அதில் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு பத்தொம்பது செகண்ட் தான் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க வாயெல்லாம் சேலஞ்சு முடிச்சாச்சு ஆளுக்கு பத்து காடை வச்சுருந்தோம் நான் பத்து காடையும் முடிச்சிட்டேன் நம்ம கார்த்தி வந்து மூணு ஏழு காடை சாப்பிட்டாரு மூணு தான் மீதி இருக்குது நான் இந்த டைமுக்கு சாப்பிட்டேன் அவர் அந்த டைமுக்கு சாப்பிட்டாரு காடை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடக்குள்ள நல்லா முறு முறுன்னு இருந்தது டைமாக டைமாக வாயும் வலிக்குது காடையும் சாப்பிட முடியும் மொறு மொறுன்னு இல்லை அப்படியே சவுக்கு சவுக்குன்னு ஆயிடுச்சு எப்படியா கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாங்கிறத சொல்லுங்கள் கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் சொல்கிற அதை உடனே எங்களால் ட்ரை பண்ண முடியாது ஆனால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி